Lady Gaga. Eddie, you want to eat dinner? Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வழி அவருங்கடி பீத்து சிரிக்கலாம் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் I'm sorry. சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா okay Good morning, cows! I am speaking, not grass picking! Sit down! I'm a snake. I'm a snake. I'm a snake. You mean that Too much! Too much! respect. Take respect. distinguished Okay. gentleman. Look at the way he is sitting. Yes, very distinguished. hmm I see, I see. Oh God. Okay. ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு Smile. Smile. டார்ச்சர் பண்ற ராஸ்கல் ஐயோ nonsense goes over mouth. one, <laughs> you can have one bite. Six. Hey, hey, hey, mister! it's pistachio ice cream. Girl, what's wrong? What happened? அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டு Oh my god. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் Ooh, it's mad windy today. Trash is blowing everywhere, so watch out for your ex. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடைக்கிட்டீங்க வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியல ஸ்டாண்ட் பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத oh ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ Sama ka? Ang ingay mo